அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவின் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகாலய அமாவாசையை பத்தி தான் பார்க்க போறோம் மகாலய அமாவாசை எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது இரவுங்க ஏழரை மணிக்கு அதாவது நாளைக்கு ஆரம்பிக்குது பதினேழாம் தேதி முழு அமாவாசைங்க மகாலய அமாவாசை இப்போ பெரியவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது திதி கொடுக்கறது அப்படின்னா பதினேழாம் தேதி காலையில் தான் நீங்கள் பண்ணணும் இது எதனால வழிபடுறோம் மகாலய அமாவாசை வருடத்துக்கு ஒரு முறை வருது அது எதுக்கு இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் நினைச்சு நம்ம எதனால வழிபடுறோம் என்ன காரணம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன் இது நம்ம எப்படி வழிபடணும் சிம்பிளாக வீட்டில இருந்தே நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்றதுக்கான சின்ன ஒரு விளக்கமும் நான் கொடுக்குறேன் தெரியாதவங்க புதுசாக செய்கிறவங்களுக்கு வந்து நான் இப்போ நான் சொல்கிறேன் கண்டிப்பாக கேளுங்க இப்போ நம்ம இது எதனால் வழிபடுறோம் மகாலய அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்குற நாள் ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து எப்போ இறந்தாங்க என்ன திதியில எந்த நேரத்தில் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அந்த டைம் டேட்லாம் குறித்து வச்சிருக்க மாட்டாங்க அப்போ வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம் முன்னோர்கள் இறங்கி வரதாக ஒரு ஐதீகம் இருக்கு அந்த அதனால நம்ம வந்து அவங்கள நினைச்சு திதிகள் கொடுத்து அவங்களுக்கு ஆத்மா சாந்தி அடையறதுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம கொடுக்கறது மூலிமா நம்ம குடும்பங்கள் நம்ம வம்சாவளியில எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நோய் நொடிகள் இல்லாத வாழ்றதுக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள் தான் இந்த மகாலய அமாவாசையில சிறப்பா இந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கற ஒரு விஷயங்க இது வந்து தை அமாவாசையும் கொடுக்கலாம் ஆடி அமாவாசையும் சிறப்பு தான் இருந்தாலும் இந்த மகாலய அமாவாசையில ரொம்ப சிறப்பானது வந்து முன்னோர்கள் வந்து இறங்கி வர்றதாக ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னா மகாலய பட்சத்துலேருந்து ஆரம்பித்து நம்ம மகாலய அமாவாசை முடிகிற நேரத்துலலாம் அவங்க கீழே தான் இருப்பாங்க நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படின்றதான ஒரு ஐதீகம் இருக்குது அதாவது அவங்களை நினைக்கிறோமா நம்ம அவங்கள நினச்சி நம்ம வழிபடுறோமா அவங்க மேலே சா ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணுறோமா இந்த விஷயமெல்லாம் அவங்க பார்ப்பாங்க அவங்க ஒரு எனர்ஜியாக இருப்பாங்க நம்ம வந்து ஃபிசிக்கல் பாடியாக இருக்கும் அவங்க எனர்ஜி பாடியாக இருப்பாங்க அவங்க மேலேருந்து நம்மள நோட் பண்ணுவாங்க பார்ப்பாங்க இதெல்லாம் நினைக்கிறாங்களா அப்படின்ட்டு அதனால தான் அவங்க முன்னோர்களுக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுறதுக்கான ஒரு இது வந்து மகாலய அம்மா வசனிக்கு பண்ணால் ரொம்ப சிறப்பானது அதுக்கு தான் நம்ம வந்து படுறோம் இப்போ வந்து வீட்டில் இப்போ ஒரு சில பேர் வந்து திதி கொடுக்கறதுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் இந்த மாதிரி கடல் பகுதியில் நீரார இடத்துல அதாவது திருச்செந்தூர் இருக்கலாம் ராமேஸ்வரமாக இருக்கலாம் கன்னியாகுமரி அடுத்தது பவானி கூடுதுறை இந்த மாதிரி வந்து ஐயர் வச்சு பண்ணுவாங்க கண்டிப்பாக பண்ணலாங்க நீங்கள் போய் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அப்படியும் போய் பண்ணலாம் இல்லை நம்ம வீட்டிலேருந்து சிம்பிளாக எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் தேவையில்லைங்க உங்களோட முன்னோர்களோட ஃபோட்டோ உங்கள் பெரியவங்களோட ஃபோட்டோ இருந்ததுன்னா தெற்க பார்த்து வச்சுக்கோங்க சாமி ரூமில் வைக்க வேணாம் சாமி ரூம்லேருந்து வெளியே கொண்டு வந்துருங்க வெளியே ஹாலில் கூட வச்சுக்கலாம் தெற்க பார்த்து வச்சுட்டு நீங்கள் படையல் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் என்ன முடியுதோ அதை நீங்கள் செஞ்சு வழிபடலாம் சாப்பாடு சாம்பார் வடை அப்புறம் அவங்களுக்கு பிடித்தமான உணவு நீங்கள் வடை பாயசம் வச்சு சாமி கும்பிடலாம் இருந்தாலும் அவங்களுக்கு முக்கியமாக அதில் என்ன பிடிக்கும் ஸ்வீட் பிடிக்கலாம் ஒரு சில பேருக்கு காரம் பிடிக்கலாம் அவங்களுக்கு என்னென்ன பிடிச்ச ஐட்டமோ அந்த ஐட்டம்லாம் அந்த இலையில வைங்க வச்சுட்டு நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கோங்க நல்லபடியாக இருக்கணும் எங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கணும் சந்தோஷமாக வாழணும் நாங்கள் என்னங்க வந்து ஆசீர்வதிங்க உங்கள் ஆத்மா சாந்தி அடையணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மாக்கு சாந்தி கொடுக்கறதுக்கான விஷயங்கள் வந்து நீங்கள் ப்ரே பண்ணணும் ஃபஸ்ட்டு ஏன்னா உங்கள் தேவைகளை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க எங்கே போய் முறையிடுவாங்க அவன் ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு உண்டான விஷயத்த வந்து நீங்கள் சாமி கிட்ட முன்னாடி வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு வழிபட்டுருங்க அதுக்கப்புறம் உங்கள் தேவைகளை சொல்லுங்கள் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக நாங்கள் இருக்கணும் நோய் நொடி இல்லாத பிரச்சனைகள் இல்லாத செல்வ செல்வாக்கோடு நாங்கள் வாழணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்த முன்னாடி வைங்க அவங்களோட விஷயத்த பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட தேவைகள் என்னவோ அதை கொண்டு போய் வைக்கும்போது இன்னும் சீக்கிரமாக அது அந்த விஷயம் நிறைவேறும் அதனால் மாதம் மாதம் ஒரு சில பேர் அமாவாசை அன்னைக்கு வழிபடுவாங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா மாதம் மாதம் கொடுக்குறாங்க படையல் போட்டு வச்சு ச முன்னோர்கள் நினச்சி கும்பிடும்போது அவங்களோட ஒவ்வொரு மாதம் வைக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு கும்பிட்றவங்கள பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் அவங்க வீடு நல்லா நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது தெரியும் இருந்தாலும் வருடத்துக்கு ஒரு முறை இல்லை இருமுறை இந்த மாதிரி வர டைமில் கூட நம்ம முன்னோர்களை வச்சு கும்பிடலாம் நீங்கள் புடவை வேஷ்டி சட்டை இது ஏதாவது இருந்து வச்சு கும்பிடுங்க கும்பிட்டுட்டு யாராவது இல்லாதவங்களா பார்த்து அவங்களுக்கு கொடுங்க தானம் கொடுங்க அன்னைக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மகாலய அம்மாவாசை அன்னைக்கு அன்னதானம் வந்து போடுங்க ஒரு பதினோரு பேருக்கு கொடுங்க அன்னதானம் கொடுத்துட்டு வேஷ்டி சட்டை புடவை எல்லாம் வைப்பீங்க இல்லைங்களா முன்னோர்களை நினைச்சு அது வந்து இல்லாதவங்களுக்காக பார்த்து கொடுங்க அடுத்து மாட்டுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் கொடுங்க அடுத்து காக்காய்க்கு சாதம் வைங்க காக்காய்க்கு முக்கியமாக நீங்கள் இந்த சாப்பாடு வைக்கணும் அன்னைக்கு மகாலய அமாவாசனைக்கு மறந்துடாதீங்க மாட்டுக்கும் காக்காக்கும் கண்டிப்பாக செய்யணும் நீங்கள் பறவைகளுக்கு எந்த விதமான பறவைகளுக்கும் நீங்கள் செய்யலாம் எல்லா வகையான பறவைகளுக்கும் செய்யலாம் இருந்தாலும் காக்காக்கு வச்சு ரொம்ப சிறப்பு நம்ம முன்னோர்களே வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு சிம்பிளாக வீட்டில் வழிபட்டுட்டு இந்த மாதிரி காக்காக்கு சாப்பாடு வச்சுட்டு மாட்டுக்கு பசுமாட்டுக்கு வாழைப்பழமும் அகத்திக்கீரையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதுமானது அதனால் இதை மட்டும் நீங்கள் நினச்சி கும்பிடுங்க இப்போ வீட்டில் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் இருக்காங்க வீட்டில் அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கும்பிட தேவையில்லை சப்போஸ் கும்பிடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீட்டில் மெடிடேஷன் பண்ணுங்கள் தியானம் பண்ணிவிட்டு நம்ம முன்னோர்கள் வந்து ஆத்ம சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணுங்க அவங்கள தியானத்தில் உட்காந்துட்டு நம்ம பே பேரண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க கண்டிப்பாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து யாரும் கும்பிட மாட்டாங்க அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட முன்னோர்கள் நல்லா இருக்கணும் ஆத்ம சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணுங்கள் பிளஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவைகளோ அது முன்னாடி வைங்க அந்த எல்லா விதமான தேவைகளும் உங்களுக்கு நிறைவேறும் நீங்கள் என்ன நினச்சி உண்மையாக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும் அன்னைக்கு வந்து மணி ஆட்டாதீங்க அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபாதனை காட்டுங்க மகாலய அமாவாசை அன்னைக்கு மணி ஆட்டினீங்கன்னா அந்த முன்னோர்கள் வந்து உள்ளே வரமாட்டாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது அந்த சவுண்டுக்கு வரமாட்டாங்க அதனால் வந்து கொஞ்ச நேரம் கழித்து அப்புறம் மணி ஆட்டுங்க தப்பு இல்லை படையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அவங்கள நினச்சி வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக மணி ஆட்டிக்கலாம் தவறு கிடையாது ஏன்னா அவங்க வந்து பார்ப்பாங்களா நம்மளை எப்படிலாம் நினைக்கிறாங்க எப்படி கும்பிட்றாங்களா வீட்டில் நம்ம நம்மளை பற்றி பேசுகிறாங்களா அவங்களோட விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க நோட் பண்ணுவாங்களா அந்த எனர்ஜி பாடியாக இருக்கும்போது அவங்க இதெல்லாம் பார்ப்பாங்க கேட்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குங்க இந்த சிம்பிளாக வழிபட்டிங்கன்னா போதுமானது ரொம்ப அதுவும் முடியல வீட்டில் வச்சு எங்களால் சாமி கும்பிட முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மெடிடேஷன் மட்டும் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு பசுமாட்டுக்கும் காக்காய்க்கும் போய் உணவு வைங்க தெருவில் நாய் இருந்தால் நாய்களுக்கும் உணவு கொடுங்க முக்கியமாக இதை பண்ணுங்கள் இது பண்ணிங்கன்னா போதுமானது இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடுங்க அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு ரொம்ப சிறப்பானது இதுதாங்க உங்களுக்கு ரெமெடி நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கணும் பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காக்காய்க்கு சாப்பாடு வைங்க அடுத்து பசுமாட்டுக்கு கொடுங்க அடுத்து இல்லாதவங்களுக்கு சரியா செய்யுங்க உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு ரொம்ப சிறப்பான நாள் அந்த நாள் நீங்கள் தவற விட்டுறாதீங்க கண்டிப்பாக இதை தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் செய்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க மகாலய அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வருடத்துக்கு ஒரு முறை வரும் அதனால் இதை தவற விட்டுறாதீங்க பதினேழாம் தேதி தாங்க பூர்ண அமாவாசை அன்னைக்கு முழுவதுமே அமாவாசை தான் அதனால் அன்னைக்கு காலையில் நீங்கள் வழிபட்டால்